ஸ்ட்ராவில் ஒரு பறவை வணக்கம் குழந்தைகளே பறவைகள்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு பறவை பொம்மை செய்யலாமா பறவை பொம்மையா ஆமாம் குழந்தைகளே இந்த மாதிரி அசையும் பறவை செய்யணுமா அதுக்கு ஐந்து காப்பி கலக்க பயன்படும் ஸ்டெரர்கள் ஜூஸ் குடிக்கும் ஸ்ட்ரா பைப் எடுத்துக்கோங்க இந்த ஸ்ட்ரா பைப் இப்படி ரெண்டு சென்டிமீட்டர் துண்டுகளாக வெட்டிக்கோங்க இந்த ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்ட்ராவை நடுவில் பாதியாக வெட்டுங்க ஆனால் முழுசாக வெட்டிடாதீங்க இப்போ அவை இணைப்புகளாக மாறும் இதுதான் காப்பி ஸ்டிரர் இது எப்படி இருக்குது பாருங்க தட்டையாக பிளாஸ்டிக் வடிவத்தில் இருக்குது இதை காப்பியில் இருக்கிற சர்க்கரையை கலக்க பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுடுவாங்க இப் இப்போது ஒரு காப்பி ஸ்டரரை எடுத்து அதுக்குள்ளே ரெண்டு ஸ்ட்ரா பைப் ஜாயிண்ட் வர்ற மாதிரி சொருகுங்க இதே முறையில் மற்ற ஸ்டிரர்களையும் செஞ்சுக்கங்க அப்புறம் காப்பி ஸ்டிரரை முன்பக்கமும் கடைசி பக்கமும் இதே மாதிரி ரெண்டு ஜாயிண்ட் வர்ற மாதிரி இணைச்சிக்கோங்க இப்போ பறவையின் ரெண்டு நீண்ட கால்கள் கிடைச்சாச்சு இடது பக்கத்தில் கொக்கின் வாய் இருக்கு வாழை இழுத்தா நமக்கு பறவையின் உடலமைப்பு கிடைச்சிடும் பறவை வடிவத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இப்போ ஒரு அழகான கண்ணையும் இதோட ரெண்டு பக்கத்துலையும் வைக்கலாம் நமக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்டை நகர்த்தி வச்சுக்கலாம் இதோ அழகான ஒரு ஸ்ட்ரா பறவை ரெடி இப்போ உங்கள் கையை வச்சு அசைச்சு பாருங்களேன் எவ்வளவு அழகாக பறவை அசையுது இதை பார்க்கறதுக்கு உண்மையான ஒரு பறவை போலவே இருக்குல்ல குட்டீஸ் ஆனால் இதை செய்வதற்கா இதை செய்வதற்கு கீழே தூக்கி ஏறிய பயன்படும் காப்பி ஸ்டிரரும் ஸ்ட்ரா பைப் மட்டும்தான் தேவைப்பட்டது நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்களேன் இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்